இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் மறதி நம் தேசிய வியாதி இந்த வார்த்தையை கூட கொஞ்ச நாள நம்ம மறக்க தான் போறோம் எப்போவாச்சும் நம்மளால ஜீரணிச்சிக்க முடியாத நிகழ்வுகள் நடக்கும்போது அதுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுப்புவோம் எதிர்குரல் பேசுவோம் நிறைய சோஷியல் மீடியாஸ் சோஷியல் நெட்ஒர்க்ஸ்ல இதை பத்தி பல விவாதங்கள் நடக்கும் நிறைய நம்ம ஷேர் பண்ணுவோம் ஃபேஸ்புக் யூடியூப்னு வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் எவ்வளவு வேகமாக இதை பற்றி பேசணுமோ எவ்வளவு எதிர்குறல் இதை பற்றி கொடுத்தோமோ அதையெல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலையை பக்கம் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருப்போம் அந்த நிகழ்வுனால என்ன பாதிப்பு நடந்துச்சு இனி அந்த பாதிப்பு நடக்காமல் இருக்க என்ன ஒரு முறையை கையாளணும் அடுத்த நடவடிக்கை என்ன எடுத்திருக்கணுன்ற எதை பற்றியும் பேசாமல் அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிடுவோம் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது தான் அடுத்தடுத்து நம்ம வந்து பொங்குவோம் எப்பவுமே அதுக்கான தீர்வு மட்டுமே தேடிட்டு இருக்கோம் அதுக்கு நிவர்த்தி எப்படி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன எடுக்க போறோன்றத பற்றி நம்ம எப்பவுமே யோசிக்க மாட்டோம் அந்த மாதிரி சமீபத்தில் அதாவது அக்டோபர் க இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருச்சி அடுத்து மணப்பாறைக்கு பக்கத்தில் தன்னோட சொந்த வயலில் விளையாண்டுட்டு இருந்த ஒரு குழந்தை ப்ராப்பராக மூடாத இருந்த ஒரு ஆழ்குலை கிணறுல விழுந்துறான் அந்த பிஞ்சு குழந்தை விழுந்ததுக்கப்புறம் முயற்சி பண்ணுறாங்க அந்த குழந்தை ஏதாவது உயிரோட ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் தொடர்ந்து போராடுறதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிணமம் மீட்கப்படுது அதாவது அந்த குழந்தை வந்து முப்பது அடி தூரத்தில் விழுந்துருது அந்த குழந்தைய முயற்சி பண்ணி எடுக்கும்போது அந்த கையில் வந்துட்டு சுருக்கு போட்டு எடுக்கிறாங்க அது கையிலேருந்து நழுவி அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போயிடுது அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ட்ரை பண்ணி எப்படியாவது வெளியே எடுத்துடணும்னு பார்க்கும்போது அங்கே சுற்றி பாறைகளாக இருக்கிறதுனால அந்த குழந்தை எடுக்கிறதுல வந்துட்டு பயங்கரமான கஷ்டமும் தொய்வும் ஏற்படுது இப்படியே தொடர்ந்து நான்கு நாட்கள் போகுது இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசியாக வந்துட்டு அந்த குழந்தையோட உடல் வந்து துர்நாற்றம் வருது அந்த குழந்தை இறந்து போச்சு அதனால அந்த குழந்தைய உடலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை உடலை அதில் இருந்து எடுத்து அடக்கம் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் இமீடியட்டா அந்த கலெக்டர் ஆஃபீஸ் அதாவது ஒன்னு பதினொன்னு நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி இமீடியட்டா கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி முறையற்ற எந்த மாதிரிலாம் ஆழ்குழல் கிணறுகள் வந்துட்டு மூடப்படாமல் இருக்கோ அதையெல்லாம் இமீடியட்டா மூடப்படணும் எந்த பஞ்சாயத்தில் ஊராட்சியில் நகராட்சியில் எத்தனை இருக்குன்னு சொல்லி இமீடியட்டா டேட்டா வேணும் அந்த கலெக்டர் கேட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான இந்த மாதிரி ஆழ்குழல் கிணறுகள் மூடப்படாமல் இருக்குன்னு சொல்லி அவருக்கு டேட்டா வருது வெறும் ஏழு நாட்களில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி பதினேழுக்கு மேலே வந்துட்டு கிணறுகள் மூடப்படுது இது வெறும் ஏழு நாட்களில் நடக்குது ஆனால் இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் இதெல்லாம் நடந்துச்சு மற்ற மாவட்டங்களில் எந்த அளவுக்கு இது வேகமாக நடந்துச்சு எந்த அளவுக்கு கிணறுகள் மூடப்பட்டுச்சுன்ற எந்த தகவலும் எந்த செய்தியும் இது வரைக்கும் நமக்கு தெரியாது நம்மளும் இதை பற்றி கவலைப்படவே இல்லை கிட்டத்தட்ட நான்கு நாட்களில் எல்லாருமே பொங்கிட்டு இருந்தாங்க அரசு என்ன வேலை செய்யுது அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அவங்க அப்பா அம்மா இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமா அந்த குழந்தை எப்படி விட்டாங்க இப்படி அந்த ஆளுகளை கூட மூடாதது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு இனி இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாது எல்லாம் என்ன செஞ்சு கிழிச்சோம் இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஆழ்குலை கிணறு மூடணும்னு சொல்லி இது வரைக்கும் அரசுக்கு ஃபோன் பண்ணி இது நடந்துச்சு ஒரு நல்ல மனுஷன் அவனும் இருந்தான் ஒரு சில பேர் சமூக ஆர்வலர்கள் சமூக பொறுப்பும் அக்கறையும் இருக்கிறவங்க அதையும் செஞ்சாங்க அப்போ கரூர்ல இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்போ கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது கலெக்டர் ஏன் பிடி ஓட்டெலாம் பேச மாட்டியா என்கிட்ட தான் டேரக்டாக பேசுவேன்னு அவரையும் வஞ்சித்ததை நம்ம அந்த ஆடியோலையும் கேட்டுருந்தோம் அந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு சமூக பொறுப்போடு நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நான் தலைவணங்குறேன் ஆனால் அது வெறும் ஒரு சதவீதம் தான் இருக்கும் மீதி தொண்ணூத்தொம்பது சதவீதமும் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிட்டு இருந்தோம் அதாவது நைன்டீன் எயிட்டி செவனில் இதே மாதிரி யூஎஸில் ஒரு நிகழ்வு நடக்குது அதாவது ஜெசிகான்ற ஒரு குழந்தை ஒரு கிணத்துல விழுந்தது அந்த குழந்தை விழுந்து அந்த குழந்தை உயிரோட மீட்கப்படுது எண்பத்தி ஏழில் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இன்னைக்கு இது வரைக்கும் எந்த சம்பவமும் அந்த மாதிரி நடக்கலை ஆனால் சுஜித் வந்து கிட்டத்தட்ட நூறு நாள் கழித்து நம்ம இதை பேசுறதுக்கு காரணம் மறுபடியும் இந்த விஷயத்த நம்ம கையில் எடுக்கணும் எத்தனை ஆய்வுகள் மூடப்பட்டுச்சு அப்படின்ற நம்மளோட தரவுகள் நமக்கு தேவை எத்தனை ஆய்வுகள் இன்னும் மூடப்படாமல் இருக்குது எத்தனை குழந்தைகள் இதனால பாதிக்கப்படுறாங்க அதையெல்லாம் பார்த்து இமீடியட்டா நம்ம அரசோட காதுகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த விஷயங்களை திரும்பவும் தொடர்ந்து நம்ம அந்த குழந்தை இறந்ததோட நம்ம மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடாம அடுத்தது இன்னொரு நிகழ்வு நடக்காத இருக்கிறதுக்காக நம்ம முயற்சிகள் பண்ணணும் அது மாதிரி தொடர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா இந்த ஆழ்வுறை குழாய்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா மூடப்படும் திரும்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது இது தொடர் கதையாக தான் இருக்குன்றத ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் சென்னைக்கு பக்கத்தில் இதே மாதிரி ஒரு குழந்தை விழுந்துச்சு அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்துட்டு சட்டங்கள் ஏற்றப்பட்டுச்சு அதே மாதிரி ஆழ்குலை கிணறு வந்துட்டு முறையாக வந்துட்டு அப்ரூவல் வாங்காமல் யாராவது வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஜெயில் இருந்துச்சு நிறைய வந்துட்டு சட்டங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சட்டம் வந்து உருவாச்சு கிட்டத்தட்ட பத்தொம்போது வழிமுறைகள் இருந்துச்சு இந்த ஆழ்குலை கிணறுகள் எப்படி தோண்டணும் அப்படி தோண்டணும் அதை வந்துட்டு எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஆழ்குலை கிணறுகள் தண்ணி இல்லாத நேரத்தில் எப்படி ப்ராப்பராக மூடணும் அப்படின்னு பல சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் தொடர்ந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சுஜித்தும் இலக்கு தான் செஞ்சான் அந்த மாதிரி தொடர்ந்து எந்த நிகழ்வும் இன்னைக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம இந்த விஷயத்த பேசணும் ஒவ்வொருத்தங்களும் நான் தனக்கு தெரிஞ்ச தனக்கு பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி ஆகுல மூடாமல் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இமீடியட்டா அதோட அரசு காதலுக்கு கொண்டு போகணும் இல்லையா முயற்சி பண்ணி அந்த மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப்பை கேட்டு அந்த ஆகுல கிணறுகளை நிரந்தரமாக மூடுறதுக்கு முயற்சிகள் செய்யணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் இனி ஒரு சுஜித் இந்த மாதிரி இறப்பு நிகழாமல் நம்ம காப்பாற்ற முடியும் இன்னொரு விஷயம் சுஜித்தை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதாவது சுஜித் கோஸ்ட் சுஜித் பேய் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் அது என்னோட ஆதங்கத்தில் நான் பண்ண வீடியோ தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தாவது தப்பு பண்ணுறவங்க பயப்படுவாங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன் நிறைய போராளிகள் அதில் பொங்கியிருந்தாங்க மரியாதை குறைவோ கெட்ட வார்த்தைகளை கூட ஒரு சில பேர் பேசியிருந்தாங்க அவங்கள பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல ஏன்னா அவங்க எல்லாருமே நான் சொன்னது அந்த சோஷியல் ஷேர் பண்ணுற ஐடியாஸ் ஆளுங்க அவங்கள பற்றி நான் கவலைப்பட போதில்லை கையில் முன்னெடுத்து களத்தில் இறங்கி வேலை பார்க்கறவங்கள்ட்ட என்னோட ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் தயவு செஞ்சு ஆழ்குலை கிணறுகள் பற்றி திரும்ப பேச ஆரம்பிக்கணும் ஒரு அதாவது ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கையில் எடுக்கணும் இப்போ திரும்ப கிட்டத்தட்ட சுஜித் இறந்து நூறாவது நாள் இன்னைக்கு அதை வந்துட்டு பேசணும் அப்படின்னா அந்த சுஜித் இறந்த நூறாவது நாள்லேருந்து இன்னைக்காவது நம்ம ஒரு முடிவு பண்ணணும் நமக்கு பக்கத்தில் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நமக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஆழ்குலை கிணறுகள் மூடப்படாமல் இருந்துச்சா இமீடியட்டா அரசோட காதுகளுக்கோ இல்லை அதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கதவுக்கோ கொண்டு போய் இமீடியட்டாக அதை மூடணும் இதுக்கு சமூக ஆர்வலர்களும் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மக்களும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்மளோட தேசத்தை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் இதை வந்துட்டு கையில் எடுக்கணும் இனி திரும்பவும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துடவே கூடாது நான் சொன்ன மாதிரி நைன்டீன் எயிட்டி செவனில் நடந்த பிரச்சனை திரும்ப அந்த நாட்டில் இது வரைக்கும் நடக்கல அப்படின்னா அவ்வளவு தீர்க்கமாக ஒரு சட்டம் ஏற்றப்பட்டுச்சு அவ்வளவு தீர்க்கமாக கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுச்சு நம்ம இதை ஃபாலோ பண்ணாமல் திரும்பவும் இன்னொரு உயிர் இறந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம திரும்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஸ்கூல் வேன்லேருந்து ஒரு குழந்தை விழுந்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு நிறைய ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு ப்ராப்பராக செக் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த நிகழ்வு நடக்கல அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதையும் தொடர்ந்து அதே மாதிரி தான் செய்யணும் எதையும் வந்துட்டு தொய்வோட விட்டுட்டு அது நடந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதாவது பேரிடர் மீட்புக்குழு பேரிடர் வந்துட்டு சுய பரிசோதனைக்கு ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை வந்துட்டு ரெக்கவரி பண்ண முடியும் ரெஸ்கியூ பண்ண முடியும் அப்படின்றத விட எந்த அளவுக்கு அந்த பிரச்சனை நடக்காம நம்ம பார்த்துக்க முடியுன்றதுல நம்மளோட பெரிய கவனமும் பெரிய ஒரு இது முனைப்பும் இருக்கணும் அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்தை திரும்ப கையில் எடுப்போம் சுஜித் மாதிரி இன்னொரு உயிர் போயிடக்கூடாது சுஜித்தோட அப்பா அம்மா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து வருத்தப்படாதீங்க என்னடா திரும்பவும் என் மகனை ஞாபகப்படுத்துறேன்னு உங்க மகன் மாதிரி இன்னொருத்தர் அவங்க மகனை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு இளைஞர்கள் எல்லாரும் பேசுங்க இந்த ஆழ்கொலை கிணறுகள் எல்லாத்தையும் மூடணுன்றது என்னோட வேண்டுகோள் இது யாராவது ஒருத்தங்க அவங்கள்ட்ட தெரியும் போது அடுத்தடுத்து அவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட பேசுங்க பேசும்போது நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு விஷயத்தை கையில் எடுப்போம் முதல்ல இந்த ஆழ்கொலை கிணறு கையில் எடுப்போம் முதல்ல எல்லாரும் வந்துட்டு இந்த ஆழ்கொலை பூரணமா தமிழ்நாட்டில் முழுவதுமா மூடப்படும் பண்ணணும் இதுதான் என்னோட எண்ணம் நன்றி